இந்த லாக்டவுனில் நாங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கோம் வெளியே வர காத்திருக்கோம் அந்த கொரோனாவால் நாங்கள் எல்லாம் நொந்திருக்கோம் ரொம்ப வெந்திருக்கோம் லாக்டவுனை நீ கொஞ்சம் இல்லையம்மா என்னடா சவுண்டு அதிருது நீ கொஞ்சம் ரிலீஸ் பா அம்மா ஓவராக அதிருது என்னவா இருக்கும் ஓ மை காட் என்னடா இது புதுசு புதுசாக ஊருக்குள்ளே வருது ஓடுறா கைப்புள்ள